வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம டஸ்மேஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போகிறோண்டு மேசராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற இரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரை அதாவது ஏறத்தாழ இரண்டரை வருடங்கள் கும்பத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கும்பத்தில் சனி வரப்போகிறது பயிற்சியாக போகிறது எவ்வளவு காலகட்டமாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல அதாவது கர்மஸ்தானம் என்னும் சொல்லப்படுகிற அந்த பத்தாம் பாவத்தில் உங்களுடைய அந்த சனி பயிற்சியாகி எனக்கு தெரிந்த ஒரு கடந்த ஒரு ஆறு இல்லை ஏழு மாதங்கள் ஒரு அதிகப்படியான தொழில் ரீதியாகவோ ஒரு கர்ம நீங்கள் செய்யும் செயல்கள் ரீதியாகவோ எல்லாமே உங்களுக்கு எளிதாகவே நடந்திருக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருந்திருக்கலாம் சரிங்களா ஏன்னா பத்தாம் பாவம் என்பது வந்து கர்மஸ்தானம் அதாவது கர்மஸ்தானம் என்பதால் நீங்கள் செய்யும் செயல்கள் இருக்கு இல்லையா நீங்கள் என்னென்னலாம் செய்யும் எல்லாரும் தொழில் தொழில் நீங்கள் தொழில் ஏன் செய்கிறீங்க உங்களுடைய அன்றாட வேலைகள் சரிங்களா அது அன்றாட வேலை நீங்கள் அதை வந்து அது உங்கள் பணம் சம்பாதிப்பு அடுத்தது நீங்கள் வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டுருக்கீங்க அதன் மூலமாக சில இன்னல்களை தந்திருக்கும் அது எப்படிங்க பத்தாம் பாவத்திலேருந்து சனி ஒன்று உங்களுக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை இழப்பீடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீர்கள் இழப்பீடுகளை நீங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு பணத்தை போட்டிருப்பீங்க அந்த பணத்தில் போய்ட்டு லாஸ் ஆகிருப்பீங்க லாக் ஆகிருப்பீங்க இல்லை மருத்துவ செலவுகளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பத்தாம் பாவத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த பன்னிரெண்டாம் பாவத்தின் மூலம் அதை அதை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு <clears throat> சனி எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவத்தின் மூலியமாக உங்களுடைய கர்மாவை ஆக்டிவேட் பண்ணிடுவார் அதை ஆக்டிவேட் பண்ணிடுவார் அப்படின்னா பன்னிரெண்டாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்துலேருந்து ஏழாம் பார்வையாக நான்காம் பாவம் நான்காம் பாவங்கிறது வந்து வீடு வண்டி வாகனம் இல்லை உங்கள் சுகம் உங்கள் உடல் அளவில் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பான் சரிங்களா பத்தாம் பார்வையாக ஏழாம் பாவத்தை அப்படின்னா ஒரு கணவன் மனைவி திருமண வாழ்வில் இருக்கிறவங்க இல்லை நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இல்லை நீங்கள் பார்க்குற கூட ஒரு வெறுப்பு இது ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த இந்த பாவங்களில் உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பார் இந்த காலத்தில் பிரச்சனை மட்டுமே தாங்க அப்படியா அப்படி கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ உங்களுடைய தசா புத்தி சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இதே பாவங்களில் சில பேர் வந்து செலவு பண்ணி இவங்களுக்கு வந்து அதிகமாக பணத்தை போட்டிருப்பாங்க ஐம்பதாயிரம் போட்டிருப்பாங்க ஒன்றரை லட்சம் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவங்க மல்டிப்ளை பண்ணி எடுத்திருப்பாங்க சரிங்களா சில பேர் இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கியிருப்பாங்க இவ்வளோ நாள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகியிருக்கும் சரிங்களா சனி அந்த பாவத்தை அப்புறம் ஆக்டிவேட் பண்ணியிருப்பார் இது பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறாரா இல்லை நெகட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறாங்கிறது உங்களுடைய தசா புத்தியில் என்றைக்குமே முடிவு பண்ணும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் ஒன்று எப்பயுமே சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன் கோச்சாரம் முக்கியமாக ராகு கேரு சனி பயிற்சி இந்த கிரக பயிற்சிகள்லாம் ஏன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறதுனா புத்திகள் என்ன தான் ஒரு மனிதனோட வாழ்வியில் டசா புத்திகள் நன்றாக இருந்தாலும் இந்த கோச்சாரங்கள் வந்து ஒரு மனிதனை ஓரளவாக அசைத்து பார்த்துவிடும் சரிங்களா அதுதான் அவ்வளோ வலிமை வாய்ந்தது ஏன்னா ஒரு உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவரே இந்த கோச்சார பலன்கள் தான் இந்த கிரகங்கள் தான் இந்த வருட கிரகங்கள் தான் சரிங்களா அதுவும் இல்லாமல் இரண்டரை வருடங்கள் இருக்க போது நிறைய பேர் பய ரெண்டே ரெண்டு விஷயமாக எடுத்துக்கிறாங்க இந்த வந்துருச்சு எனக்கு நெகட்டிவ் இல்லைனா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி கிடையாது எல்லா ராசிக்குமே பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இது எல்லாமே முடிவு பண்ணுறத வந்து உங்களுடைய தசா புத்தி அப்புறம் உங்களுக்கு இருக்கிற மற்ற கிரக இணைவுகள் உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரக இணைவுகள் மற்ற எல்லாரோட ஜாதகமும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காருங்க இந்த கிரகம் ஒரு சிறு கிரகம் ஒரு நிமிடம் மாறி இருந்தாலும் பலன்கள் மாறிவிடும் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிங்க ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் எடுத்துக்கிடுங்க உங்களுடைய ரசா புத்தி வலிமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோச்சாரத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ளவே தேவையில்லை சரிங்களா எல்லாமே ஒரு ஊசி குத்துற மாதிரி தான் அது தானாக போயிடும் அதுலேருந்து அரண் மூலமாக வரும் பிரச்சனைகள் சரிங்களா சரி தசா புத்தி எனக்கு சரியில்லை இல்லை ஜாதகமே என்ன வந்து கொஞ்சம் வீக்கான ஜாதகம் அப்படின்னு நினச்சிருந்தீங்க இல்லை லோ அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சாரம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அப்போ வேணால் நீங்கள் அதற்கு தகுந்தாற போல் நீங்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு தகுந்த செயல்களை நீங்கள் செய்யலாம் சரிங்களா நான் இது ஏன் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை சொல்கிறேன்னா எல்லாருமே ஒரே லைனில் வந்துட்டு எல்லாருமே எல்லாருமே நிறையா கிரக பிரச்சனைகள் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அப்படியே பாசிட்டிவாக சொல்லிடுவாங்களா பாசிட்டிவாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறது சில கிரகங்கள் வக்ரம் ஆகும் பொழுதும் இல்லை வக்ர நிவர்த்தி ஆகும் போதும் சிலருக்கு வந்து அதீதமான பாசிட்டிவ் கொடுக்கும் அதீதமான நெகட்டிவ் கொடுக்கும் சரிங்களா இப்போ மேசராசிக்கு இப்போ பத்துலேருந்து பதினொன்றாம் பாவம் செய்கிறது பதினொன்றாம் பாவம் அப்படின்னா என்னங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி பதினேழுலேருந்து அதாவது இந்த ஜனவரி பதினேழுனா அநேகமாக நீங்கள் டிசம்பரில் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மார்ச் காலகட்டங்களில் அரஞ்சார்ந்த பலன்கள் சரிங்களா அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம் பதினொன்றாம் பாவம் என்பது ஆசைகள் லட்சியம் தொழில் வரவு தொழில் மூலியமாக வரக்கூடிய பணம் சரிங்களா எல்லாமே பயனுள்ள உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்களா இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லோரும் உங்களால் நினச்சிட்டு இருப்பீங்களா அதெல்லாம் பயனும் அந்த நீங்கள் உங்கள் ஜாதகம் மூ மூலியமாக இயல்பாகவே சில கிரகங்கள் அமைப்புகள் இருக்கும் அதன் மூலமாக தான் சில பேர்லாம் நல்லா யோசனைகள் பண்ணுவீங்க இந்த கிரகம் சனி என்ற கிரகம் அந்த இடத்தில் வரும்பொழுது அதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் பதினொன்றாம் பாவம் என்பது வந்து உங்களுக்கு பாதக ஸ்தானமாக வருகிறது பாதகம் என்ற நல்லங்க பாதகம்னா உங்களுக்கு எதுதான் உங்களுக்கு க முரண்பாடான விஷயங்களே நடப்பது அதுதான் பாதக ஸ்தானம் மேஷ லக்கணம் மேஷ ராசி மேஷ லக்கணத்திற்கு பதினொன்றாம் பாவங்கிறது பாதக ஸ்தானம் ஆனால் ராசிக்கும் அதே கணக்கெடுத்து கொள்ளப்படுது அதுவும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் பாவம் சனி சரிங்களா அதோட மூல திரிகோண ராசின்னு கூட சொல்லுவாங்க அந்த கும்பம் அதிலேயே படுறதுனால அதனுடைய பலன்கள் இன்னும் வீரியமிக்கதாக அதீதமாக இருக்கும் சரிங்க அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இல்லையா பதினொன்றாம் பாவங்கிற உங்கள் எண்ணத்தில் உங்கள் அது அப்படியே முழுக்க முழுக்க சனி உங்களை ஆக்கிரமிக்க போகுதா சரிங்க இப்போ இந்த சனி உங்களுக்கு எந்த பாவத்தின் இப்போ சனி ஒரு பாவத்தில் உட்காந்துன்னா எல்லாமே பலன் தந்துடுறாங்க ஒரு குறிப்பிட்ட பாவத்தை மட்டும்தான் அட்டேட் பண்ணி பலன் தரும் நான் ஏற்கனவே சொன்னேன் முன்னாடி வந்து திருமண பாவம் அந்த பாவம் தான் இப்போ என்ன பாவத்தை ஆக்டிவேட் பண்ண போகுது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த மூன்று பாவங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அது எப்படியும் ஆக்டிவேட் பண்ணும் அதாவது பதினொன்றாம் இடத்துலேருந்து சனிக்கு மூன்று பார்வைகள் இருக்குங்க மூணாம் பா மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அது இருக்கும் இடத்துலேருந்து இந்த பாவங்களை பார்க்கும் உங்கள் ராசியிலிருந்து அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்ரும் சரிங்க இப்போ உங்கள் ராசி மேச ராசி மேச ராசியில் சனி மூணாம் பருவியாக ராசியே பார்த்து விடுகிறது அப்போனா உங்கள் எண்ணங்கள் முழுவதும் சனியின் ஆக்கிரமிப்பு அண்ட் சனி என்ற கிரகத்தின் ஆக்கிரமிப்பு அதீதமாக இருக்கும் சரிங்க இப்போ மூணாம் பார்வை அப்படி பார்க்கணும்னா அப்படி ஏ சரி ஒன்றாம் பார்வை உங்கள் எண்ணங்கள் மாறுது அப்படின்னா சனி எப்பயுமே ஒரு மூணாம் பாவத்தை பார்த்தாலே அவங்க வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் எதுலேயுமே யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க டக்குன்னு ஒரு விரைப்பாக பண்ண மாட்டாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இது செய்யலாமா வேணாமா மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு டபுள் மைண்டட்லேயே நீங்கள் செய்வீங்க இது இப்படி செஞ்சால் தப்பாயிடுமோ இல்லை இதை வந்து குறுக்கு வழியில் செய்யலாமா இல்லை இதை செஞ்சால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்கள் நீங்கள் அதீதமாக இந்த டாக்குமெண்டேஷன் இந்த பண பரிவர்த்தனை நீங்கள் ஒரு பிளான் இருந்தால் அது டக்குன்னு இப்போலாம் வெளியில் சொல்ல மாட்டீங்க மனசுக்குள்ளாரே ஒரு சீக்ரெட் பிளான் இருக்கு இல்லையா அந்த சீக்ரெட் பிளானு அந்த சீக்கிரட்டாக நல் பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க இல்லைன்னா நினைப்பீங்க மனதளவில்லாத அதீதமாக நினைப்பீங்க ஒரு விஷயம் ரொம்ப ஓப்பனாக இருக்க மாட்டீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறீங்க என்ன செய்ய மாட்டீங்க யாருக்குமே அது புரியாது இந்த காலகட்டங்களில் ஆனால் இந்த சனி ஆகும் பொழுது அதன் தன்மைகள் வெளிவந்துடும் அது உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கலாம் அதனால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக மற்றவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏறா இருந்தாலும் செய்யுங்க அதுவும் இல்லாமல் மூணாம் பறவை பார்க்கறது சனி வந்து என்றைக்குமே உண்டு ஒரு சோர்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஒரு ஸ்லோனஸ் தரக்கூடிய கிரகம் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் உடனே செய்ய மாட்டீங்க நாளைக்கு பண்ணலாம் அடுத்த நாள் பண்ணலாம் அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா செய்யவே முடியாதுங்க அவர் யாரும் ஒரு பிரச்சனை ஒன்றும் அது ஒன்றும் இது ஒன்றும் இது வந்து ஒன்று போயிடுவீங்க அது ஏதாவது அடுத்தவன் வந்து நாளைக்கு வராமல் போயிடுவான் நாளைக்கு வரப்போ பணம் கொடுத்துருவோன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறோம் உங்களுக்கு தசாபதி சரியாக இருந்துச்சு அது பிரச்சனை கிடையாது ஆனால் இப்படி கோச்சாரங்கள் இந்த மாதிரி பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு ஒரு மனிதனோட மைண்டை வீக் பண்ணிட்டாவே அப்புறம் பார்த்துக்குங்க எப்படி இருக்கும்னு உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்படலாம் சரிங்களா மனம் அப்படியே அப்படியே படுத்து கிடப்பீங்க ரொம்ப இன்ஆக்டிவாக இருப்பீங்க இந்த காலங்களில் இரண்டரை வருடமுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்களா அப்படின்னா கோச்சார ரீதியாக வெறும் கோச்சார ரீதியாக பாசிட்டிவ் கிடையாது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது சரிங்களா ஏன்னா பதினொன்றாம் பாவம்ங்கிறது பாரகஸ்தானம் அந்த பாரகஸ்தானத்தில் போய் சனி வருவது ஒரு வகையில் நல்லது கிடையாது இந்த ஏழாம் பா அடுத்தவங்க ஏழாம் பார்வையாக ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறது ஐந்தாம் பாவம்னா என்னங்க உங்களுடைய பூர்வீகம் தந்தை வழி சொத்து உங்களுடைய சுய திறமை இந்த யாராவது ஷேர் மார்க்கெட் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை குறிக்கக்கூடிய உங்களுடைய குழந்தை உங்களோட முதல் பையன் இதெல்லாமே ஐந்தாம் பாவத்தை குறிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு தீர்வு ஏற்படலாம் இல்லைன்னா ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ ஒரு முடிவு எட்டப்படும் சூழ்நிலையில் இருக்கலாம் சரிங்களா இவ்வளோ நாளாக உங்கள் பையன் கூட பிரச்சனையாக இருக்குது இல்லை பையன் கூட ஒன்றா வாழ முடியல ஒன்றா இருக்க முடியல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் இல்லை தானாகவே ஒன்று சேருவீங்க இப்போ லேண்டு ஒரு நாளாக எனக்கு இழுப்பறியாகவே இருக்குது அந்த லேண்ட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா ஒரு முடிவு வரும் நீங்கள் எனக்கு பாசிட்டிவாக வரும்னு நான் சொல்ல அதன் சம்மந்தப்பட்ட முடிவு எட்டப்படும் அடுத்தது எட்டாம் பாவங்க சரிங்களா எட்டாம் பாவம் என்பது ஒரு நெகட்டிவான பாவம் தான் அசிங்கம் அவமானம் இழப்பு எல்லாம் உண்டு அதுவுமே வந்து எட்டாம் பாட்டில் ஒரே ஒரு பாசிட்டிவாக இருக்குது இன்சூரன்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணம் இல்லை வந்து ரகசிய பணம் பரித்த பரிவர்த்தனை இல்லை வந்து ஒரே நாளில் வந்து கோடீஸ்வரன் ஆகுது சரிங்களா அதுவுமே பாசிட்டிவாக இல்லை அப்புறம் எட்டாம் பாவம் ஏறக்கூடிய ஒரு உடலை குலைப்பது இல்லை மனதை உருக்குலைப்பது இல்லை ஒரு தீய எண்ணங்கள் ஒரு தவறான எண்ணங்கள் அதீதமாக தோன்றக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னா எல்லாருக்குமே அப்படி தானாங்க இல்லைங்க இந்த சனி பத்தாம் பார்வையாக எட்டாம் பாவத்தை பார்ப்பதுனால உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் வரும் இல்லை ஒரு தப்பான எண்ணங்கள் அடுத்தவங்க ஒன்று உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க இல்லை தப்பான செய்திகளை பரப்புவாங்க அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு போய்ட்டு ரியாக்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் திட்ட போனீங்கன்னா அது வந்து பிரச்சனையில் தான் முடியும் அது பிரச்சனை பண்ணால் அது இன்னுமே பிரச்சனை அதிகமாகி உங்களுக்கு இன்னுமே ஒரு அசிங்கம் ஒரு கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும் நீங்கள் அதன் சம்மந்தப்பட்ட செயல்கள் நீங்கள் யாரும் சொன்னேன் இல்லையா யாருக்குமே தெரியாமல் சில ரகசிய விஷயங்கள் ஈடுபடுவீங்க இல்லை ஈடுபட தோன்றும் இது எல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் ஏன்னா அதன் மூலமாக கூட உங்களுக்கு இந்த எட்டாம் பாவம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லை அலைக்கழிப்பு ஏதாவது ஒரு அலைச்சல் அங்கே போகிறது இங்கே போகிறது ஏதாவது ஒன்று மண்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சோர்ந்து போகும் காலகட்டம் இந்த எட்டாம் பாவம் செயல்பட ஆரம்பிச்சிச்சுனாவே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டீங்க ஒரு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் போவீங்க இந்த எட்டாம் பாவத்தால் அப்போ நீங்கள் எம்ம என்ன இருக்கணும் அடுத்தவங்க ஏதாவது உங்களை பற்றி தவறாக சொன்னால் அமைதியாக இருக்கணும் எதுவுமே பேசக்கூடாது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும் இல்லை திடீர் செலவுகள் வரும் திடீர் பிரயாணம் வரும் அந்த பிரயாணத்தின் மூலமாக ஒரு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பண்ணால் அது இருக்காது அப்போனா இந்த அடுத்த ஒரு முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்துச்சு அந்த வக்கரம் ஆகும்போது இந்த சனி இந்த கோச்சார சனியும் வக்கரம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பண்ணார் சனி ஏன்னா நெ ஏற்கனவே ஒரு நெகட்டிவாக இருக்கிற கிரகம் அப்போ எதுவுமே நெகட்டிவ் பண்ணார் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான டைம் ஒரு நாலு மாதம் ஐந்து மாதம் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் சினியும் மறுபடியும் அதற்கான பலன்கள் ஏற்பட்டு ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஏற்படுத்துறதுனால இப்போ மொத்தத்தில் ஒன்று ஐந்து எட்டாம் பாவத்து பலன்களை பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் இப்போ கோச்சார பலன்கள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் கோச்சாரம் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த பலன்கள் ஒரு அறுபது சதவீதம் ஒரு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தான் பொருண்டும் சரியாக இருந்தாலும் சரியாக இல்லைனாலும் ஏன்னா மற்ற ஐம்பது சதவீதம் உங்கள் ஜாதகமும் உங்களுக்கு நடக்க சிலருக்கு நல்ல ஜாதகம் இருக்கும் ஆனால் தசாபதி நல்ல தசாபதி நடக்காது சரிங்களா நல்ல ஜாதகமும் நல்ல தசாபதியும் இருக்கிறவங்களுக்கு இது பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படி இருக்குது அப்படி இல்லாதவர்கள் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சிவோம்